வெல்கம் டு மை ஷெல்ஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வச்சு வெரைட்டி சாதம் பண்ணுறது தான் கரெக்டாக பத்தே நிமிஷத்தில் நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக லஞ்ச் முடிச்சிடலாம் அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடாகையும் சோம்பு வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது நல்லா பொறிஞ்சு வரும்போது அது கூட பிரியாணி இலை அப்புறம் கசகசா பட்டை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சாப்பிடும்போது அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் அப்புறம் ரெண்டு ஆனியன் வந்து சேர்த்துக்கோங்க நான் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலை உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அது கூட ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா கீறி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா கூட கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அப்படி சால்ட்டு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆனியன் வந்து சீக்கிரமாக வதங்கும் வதங்கி வரும்போது ஆறு தக்காளியை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் நல்லா அந்த ஆயிலோடு மிக்ஸ் பண்ணி வதக்குங்க அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அது கூட நம்ம வந்து மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் என்னென்னா காரத்துக்கு நீங்கள் இன்னும் அதிகமாக கொஞ்சம் சில்லி பவுடர் வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ ரைஸ் வந்து பத்து நிமிஷம் ஊற வச்சு ரெண்டு டம்ளர் அரிசி டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் இதுதான் டம்ளர் அளவு இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது இந்த டைமில் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் அப்புறம் விசிலை நான் சேர்த்துக்கிறேன் மொத்தம் நாலு விசில் வந்து வரணும்